இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிறது குட் மார்னிங் ஸ்ரீலங்கா இந்த வருடத்தினுடைய கடைசி குட் மார்னிங் ஸ்ரீலங்காகவும் இருக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிகவும் சவால் மிக்க ஒரு ஆண்டாகத்தான் எங்களுக்கு இருந்திருக்கிறது எங்கள் எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இடம்பெற்றிருக்கின்றது அதே நேரத்திலே மிகப்பெரிய அதாவது இலங்கை வரலாறு காணாத பொருளாதார பின்னடைவுக்குள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் விழுந்திருக்கிறார்கள் உலகளாவிய ரீதியிலே இலங்கை பேசுபொருளாக மாறியது சர்வதேச நாடுகளுடைய பத்திரிகைகள் எல்லாம் எங்கள் நாட்டினுடைய பிரச்சனை தான் தலையங்கமாக இருந்தது அந்த அளவு எங்கள் நாட்டினுடைய மிகப்பெரிய எங்கள் நாட்டினுடைய பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக இருந்தது இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே சில நேரங்களிலே மக்களுக்கு ஒரு எண்ணப்பாங்கு தோன்றும் ஏதேனும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருகின்ற பொழுது ஒரு நம்பிக்கை எங்களை மீறிய ஒரு சக்தியினுடைய ஒரு அனுக்கிரகம் எங்களுக்கு இருக்குமா என்று சிந்திப்பது எங்களுடைய வளமையாக இருக்கும் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஜோதிடம் சம்பந்தமாக நாங்கள் பேசப்போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் எவ்வாறான பலங்கள் அமையப் போகிறது எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் எவ்வாறு ஜோதிட ரீதியான மாற்றங்களை எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கும் அரசியலிலே என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இடம்பெறப் போகிறது என்பதை எல்லாம் பேசுவதற்காக இந்தியாவிலிருந்து அதிதி ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் எங்களோடு ஜோதிட கலை மாமணி திரு கே எஸ் குமார் சுவாமி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சக்தி டிவி நேயர்களுக்கும் காலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எல்லாமல்ல நான் குறும்பும் குரு ராகவேந்திராவின் அருளால் எல்லாருக்கும் சுபிச்சமான பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம் திரு குமாரசாமி ஐயா அவர்களே இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறீர்கள் குறிப்பாகவே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொல்லுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு காலப்பகுதியாக எங்கள் நாட்டுக்கு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முடிகின்ற பொழுது யாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவ்வாறு கஷ்டமாக இருக்கும் என்று எதிர்வு கூறியே இருந்திருக்க மாட்டார்கள் எதிர்வு கூறினதாக எங்களுக்கு தெரியவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏன் இந்த அளவு கஷ்டத்துக்குள் எங்கள் நாடு சென்றது ஜாதக ரீதியாக ஜாதக ரீதியாக சனி எப்பயுமே மகரம் கும்பத்தில் இருக்கும்போது உலக நாடுகளுக்கு சில அச்சுறுத்தல்கள் கொரோனா இந்த போன்ற அமைப்புகள் உருவாகிறது வாய்ப்புகள் உண்டு இதே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பின்னாடி பின்னோக்கி சென்று பார்த்தாலும் இந்த மாதிரி சிரமங்கள் கொஞ்சம் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து சொந்த வீட்டில் உட்காரும்போது அவரோட இடத்துல இருந்து அது யாரை பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் அப்படிங்கும்போது சனியோட சாரம் சனிக்கு ஒரு மந்தன் என்று ஒரு பொருள் உண்டு அவர் ஒரு இடத்துல உட்காரும்போது அதான் ஏழரை சனி அஷ்டம எல்லாம் சொல்கிறாங்க ஏழரை சனி பிடிச்சவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்னா சனி ஒரு மந்தன் அவர் ராஜ யோக படைத்த ஒரு அதிபதி அப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த இடத்துல உட்காரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சில துன்பத்தை கொடுப்பார் அதே மாதிரி இலங்கை இப்போ பொருளாதார ரீதியில் எல்லா நாடுகளும் பின்பற்றப்படி தான் இருக்குது அப்படின்னு கருத்து பார்க்கும்போது மகரத்தில் இருக்கக்கூடிய சனியினால தான் இந்த பாதிப்புகள் அது எல்லா நாடுகளுக்கும் பொது பொது ஆனால் எல்லா நாடுக்கு இலங்கைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்திருந்த காலகட்டத்திலேருந்து பிரச்சனை அப்போ குரு வந்து இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே இலங்கைக்கு பெரிய கஷ்டங்கள் தான் ஆரம்பம் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோ கொரோனா அதிகமாக இருந்த ஒரு காலப்பகுதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிக இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேட்டிங்கன்னா முப்பத்தோராந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் புது வருஷம் பிறக்குது அப்போ கன்னியா லக்கணத்தில் தான் இந்த புது வருஷம் பிறக்குது கன்னியா லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் அப்போ அது கேதுவோட சாரத்தில் தான் பிறக்குது புது வருஷம் இல்லை ஆங்கில புத்தாண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னா கேதுவோட சாரம் பெற்றதுனால முதல் ஆறு மாத காலங்கள் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமும் அடுத்து வரக்கூடிய ஆள் ஆறு மாத காலம் சுபிச்சமான பலன் தான் அமையும் சரியா ஏன்னா சனி வந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து வாக்கிய பிரகாரம் கிடையாது திருக்கடிதம் வாக்கிய பிரகாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பாந்தேதி தான் கும்பத்துக்கு போகிறார் சனி மாறுகிறார் சனி மாறுகிறார் திருநள்ளாறில் பூஜை எல்லாம் பாக்கிய பிரகாரம் தான் நடைபெறும் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பதாந்தேதி தான் அங்கே பூஜை நடைபெறும் ஆனால் அந்த ஜனவரி பதினேழு திருக்கணிதம் திருக்கணிதப்படி மாறுகிறார் மாறுகிறார் அப்போ வாக்கிய பிரகாரம் தான் ஊரில் எல்லா பூஜைகளும் நடக்கிறது அந்த சனிக்கு அபிஷேகம் பண்ணுறதுலாம் ஏப்ரல் இருபத்தொம்போதுக்கு பிறகு தான் அப்போ இந்த சனி மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிங்கிற அவரும் சொந்த வீட்டில் தான் போய் உட்கார்றாரு அந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்த வீடு தான் மகரம் கும்பத்துக்கு அதிபதி அதேமாதிரி அந்த வீட்டில் அவர் இருக்கிற காலகட்டமும் கொஞ்சம் பலன்கள் சுமாராகத்தான் இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற இடத்திலிருந்து சனி கும்பத்துக்கு போகின்ற பொழுது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்பவும் சுமாராகத்தான் சுமாராகத்தான் இருக்கும் அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா அடுத்து வந்து குரு வந்து மேசத்துக்கு போகணும் அது மே மாதம் தான் போகிறார் குரு வந்து இப்போ இருக்கிற இடத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ சனி யாரை பார்க்குறாருன்னா பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நிலநடுக்கம் பூகம்பம் அதே மாதிரி அதிகமான மழைப்பொழிவு உலக நாடுகள் மத்தியில் தலைவர்கள் பிரபலியமான தலைவர்கள் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் பிரபலியமானவர்கள் சரிங்களா அதே மாதிரி உங்கள் இலங்கை அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியலில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும் பெரிய மாற்றங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அரசியலில் போராட்டங்கள் தான் இருக்கும் புதுசு புதுசாக தலைவர்கள் உருவாகுங்க போராட்டங்கள் கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஐயா பொதுவாக பொதுவாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போல ஒரு சந்தேகம் வரும் ஒரு ஜோதிட ரீதியாக அரசியலே மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக ஒரு போராட்டம் இடம்பெறும் என்பதை எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து காலபுருஷ சத் தத்துவத்தில் இலங்கை மேசத்ரா மேச தான் பிறக்குது ஒன்றாவது ராசியில் பிறக்குது ஒன்றாவது இடம் அந்த காலபுருஷ தத்துவக்கு பதினோராம் இடத்துல தான் சனி வர்றார் லாபஸ்தானத்துக்கு தான் வர்றார் அதாவது இந்த காலகட்டம் வந்து எதை வைத்து கணிக்கிறாங்களோ சனியை வச்சு தான் கணக்குறாங்க சனி தான் ஜீவனாஸ்பதி ஒரு மனிதனுக்கு வந்து ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவன் தொழிலை அதிக்கக்கூடியவன் ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவன் சனி தான் ஒரு ஏழரை சனியில் கொடுக்குறவனுக்கும் கொடுப்பான் அட்டம சனியில் அழிச்சிட்டு போகிறவனும் அழிச்சிட்டு போவோம் அதேமாதிரி சனி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம் எல்லா கிரகத்தையும் தன்னோட அடிமையாக தான் வச்சுருப்பான் இப்போ ஒம்பது கிரகத்தையுமே அவரோட அடிமையில் தான் வச்சுருப்பார் அவரோட கண்ட்ரோல் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா இப்போ சூரியன் ஒரு மாதம் தான் இருப்பார் சந்திரன் ஒரு மாதம் செவ்வாய் ஒரு மூணு மாதம் சுக்கரன் இப்போ ராகு கேது இதுதான் ஒரு ஒரு வருஷம் குரு ஒரு வருஷம் அப்படிங்கும்போது எல்லா கிரகத்தையும் அவரோட கண்ட்ரோலில் ஆதிக்கத்தில் தான் வச்சுருக்காரு சனி சனி அதான் பொதுவாக சொல்லுவார்கள் சனி கொடுக்க வலிக்கிட்டால் வேறு யாரும் தடுக்க தடுக்க முடியாது ஆனால் சனி கெடுக்க வழிக்கிட்டால் அதையும் அதையும் யாரும் தடுக்க முடியாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குமான்னா அப்படி கிடையாது பிறக்கும்போது அவனோட ஜாதகத்தில் திசா புத்தியோ இல்லை பிறக்கும்போது சனி நல்ல சாரம் வாங்கியிருந்தாலோ அந்த ஏழரை சனியோ அட்டம் சனியோ பாதிக்காது பாதிக்காது திசா புத்தி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இப்போ இப்போ ஒரு ஆளுக்கு சனி திசை நடக்குது ஏழரை சனியும் சேர்ந்து நடக்குதுன்னா அப்போ தான் அவர் கொஞ்சம் மைனஸாக இருக்குமே தவிர மற்றபடி ஏழரசன் எல்லாரையும் கெடுப்பார்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால் இது நபருக்கு நபர் இது மாறப்படக்கூடியதாக இருக்கு நீங்கள் சொன்னது போல் ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இது மாறும் மாறும் இது வந்து இன்றைய கோச்சார நிலை கோச்சார நிலைனா இன்றைக்கி வந்து சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு தான் கும்பத்தில் இருப்பார் அந்த ரெண்டரை வருஷம் கழிச்சதும் என்ன செய்வார்னா மீனத்துக்கு போயிடுவார் அப்படிங்கும்போது இது மாறக்கூடிய ஒரு கருத்து ஆனால் மனித வாழ்க்கையில் சனி என்போன்னு ஒரு ஜோகக்காரன் தான் என்னோட கருத்து சனி கெட்டது பண்ணுவாருன்னு இல்லை ஆனால் இந்த மகரங்கும்பம் இந்த மாதிரி இடங்களில் வரும்போது அவர் கொஞ்சம் உலக நாடுகளுக்கு கொஞ்சம் அழிவுகளை காமிப்பார் இப்போ இப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி போகின்றார் ஆமாம் அதுக்கு பிறகு இரண்டரை வருடங்கள் கழித்து தான் மீனத்துக்கு போவார் மீனத்துக்கு போவார் அப்போ இன்னொரு இரண்டரை வருடங்கள் பொதுவாகவே ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு இடையில் என்னென்னா இவர் வந்து அதிசாரம் பெற்று மே இருந்து ஜூன் ஜூலை மாதத்தில் மீனத்துக்கு போகிறார் அப்படி போயிட்டு ரிவேஸில் வருவார் அப்போ அந்த காலகட்டம் இந்த இயல் இசை நாடக சங்கீதம் இது சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் மேன்மை கிடைக்கும் அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு மேன்மை கிடைக்கும் இந்த வருஷம் மக்கள் வேலையில்லா திண்டாட்டங்கள் அதிகமாக உருவாகும் சரியா கம்ப்யூட்டர் காலம்ங்கிறது மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் அதே மாதிரி அந்த அந்த மாதிரி தொழில் துறையெல்லாம் ரொம்ப வளர்ச்சி பெறும் மருத்துவத்துறை மேன்மை அடையும் மருத்துவம் தான் இந்த வருஷம் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும் ஆனால் முதல் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்குமே இந்த கொரோனான்னு சொல்கிறாங்களே இதோட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் ஆனால் அது வந்து அதுவே இல்லாமல் போயிடும் ஆனால் மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் இந்த இடத்துல மக்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நீங்களும் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசிகள் ரீதியாக ஏதேனும் மாற்றங்கள் வரப்போகிறதா இல்லையா என்பது சம்பந்தமாக கேட்டு தெரிய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம் இரண்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து சைஃபர் எட்டு இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்பது எங்களோடு ஜோதிட கலைமாமணி கே எஸ் குமார் சுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் இருக்கிறார் ஐயா பொதுவாகவே கடந்த வருடம் நாங்கள் பேசுகின்ற பொழுது கூட பல பேர் சொன்னார்கள் கொரோனா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு முற்று முழுதாக இல்லாமல் போய்விடும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அண்மை காலங்களிலே சைனாவிலே கோவிட் தொட் நோய் அதிகமாக ஆகி அது கிட்டத்தட்ட அது இப்பொழுது இந்தியாவுக்கும் வந்திருக்கிறது ஆகவே மிகப்பெரிய ஒரு பயத்தை சைனாவிலே ஏற்படுத்துகிறது உலகத்திலிருந்து கோவிட் இல்லாமல் போகும் என்று பல ஜாதகக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முடியும் என்று சொல்லியிருந்தார்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கோவிட்டுங்கிறது முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சனி போகிற இடம் எங்கே போகிறாரா ரெண்டாம் இடம் அதாவது பதினோராம் இடத்துக்கு போனாலும் சனி இருக்கக்கூடிய வீடு சொந்த வீட்டில் தான் இருக்கேன் மகரம் கும்பத்துக்கு அதிபதி நான் என்ன முதல்ல ஒரே ஒரு கருத்து சொன்னேன் சனி வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் இந்த இந்த இடத்துக்கு வரும் அப்போ இந்த முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரும்போது அந்த இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் அழிவுகள் இருக்கும் நோய்வாய்ப்படகணும் புதுவித மருந்துகள்லாம் இந்த வருஷம் தயாரிப்பாங்க கேன்சருக்கு கூட நோ மருந்து தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாண்டு அதே மாதிரி பல் சம்மந்தப்பட்டதில் மனிதனோட பல்லையை இன்னொருத்தனுக்கு மாட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் இப்போ எல்லாருமே ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு தானே செஞ்சாங்க உண்மையான இயற்கையான பள்ளியை இன்னொருத்தங்க எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி சில மருத்துவத்துறை ரொம்ப வளர்ச்சி அடையும் மருத்துவத்துறையினால் மேன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு நல்ல துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவத்துறை தான் மருத்துவத்துறை தான் இப்போ அழைப்பில் ஒரு நேர் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சொல்லுங்க நான் மட்ட கிளப் கொக்கோட்டிக்கோல இருந்து அன்புராஜன் காய்க்கிறேன் சரி இந்த வருஷத்துக்கான ராசி பலன் பூச ராசிக்குரிய மாற்றம் எவ்வாறு இருக்கு ஐயா எந்த ராசிக்கு கடக ராசிக்கு ஐயா நீங்க அழைப்பை ஏற்படுத்ததுக்கு மிக்க நன்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்ப்போம் ஒரு ராசி ரெண்டு ராசி என்று பார்க்கின்ற போது ஒரு குழப்பமாக இருக்கும் நாங்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாகவே நாங்கள் சொல்லுவோம் ஆகவே நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருங்கள் இரண்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து சைஃபர் எட்டு இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்பது இன்றைய தினம் நாங்கள் ஜோதிடம் கலைமாமணி கே எஸ் குமாரசுவாமி அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தொடர்ச்சியாகவே பார்க்கலாம் ஐயா என்ற பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய பலன்களை கேட்க வரும் எல்லோருக்குமே பாங்காக இருக்கும் சில வேலைகளிலே எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் விவசாயத்துறை இருக்கிறது கைத்தொழில்துறை இருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு துறைகளும் இருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது குறிப்பாக வைத்தியத்துறை மட்டும்தான் இந்த வருடம் அதிகமாக செழிப்பான துறையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த வருடம் எங்கள் நாட்டிலே ஏதேனும் இயற்கை அனர்த்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்லும்போது மழை அதிகமாக பொழியும் அதே மாதிரி நிலநடுக்கம் சுனாமி போன்ற அமைப்புகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் எதை அடிப்படையாக வைத்து நாங்கள் சனியோட அமைப்பு தான் ஐயா சனி ராகுக்கு எது இருக்கிற இடம் ராகு வந்து மேசத்தில் இருக்கார் அப்போ ராகு வந்து ராகு ஏழாம் பறவையாக பார்க்குறாரு சில சில கிரகத்தோட அமைப்புகளை வச்சு தான் சொல்கிறோம் அதாவது சனி வந்து இப்போ யாரை பார்க்குறாருன்னா மூணாம் பறவையை மேசத்தை பார்ப்பார் ஏழாம் பறவையை சிம்மத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையாரை பார்க்குற செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாயோட வீட்டை பார்க்குறாரு அப்போ செவ்வாயோட வீடுங்கிறது எது செவ்வாய் வந்து பூமிகாரகன் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வை அந்த பத்தாம் பார்வை யாரை பார்க்குறாரா தொழில் ஜீவன ஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அப்போ செவ்வாய் சாரத்தில் உள்ளவங்க அப்போ மருத்துவத்துறை உயர்வடையும் மருத்துவத்தினாலே நிறைய கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக உருவாகும் அப்போ விவசாயம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் படிப்படியாக தான் உயரக்கூடிய கட்டம் உங்கள் நாட்டில் விவசாயம் இப்போ நலிவடைஞ்சு போயிருக்கு இனிமேல் தான் உயர்வடையும் அதுவும் சொல்ல போனால் என்னோடய கருத்து பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் அது முன்னேற்றம் அடையும் ஐயா நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தொட்டு சென்றீர்கள் அதாவது குறிப்பாகவே அரசியல் ரீதியான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எங்கள் நாட்டு மக்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிற விடயம் இந்த அரசியல் ரீதியாக ஏதேனும் ஒரு மாற்றம் எங்கள் நாட்டிலே இடம்பெறுமா என்று அப்படி இடம்பெற்றால் அது என்ன வகையான அரசியல் மாற்றமாக இருக்க போகிறது அதாவது பொதுவாக ஒரு கருத்து சொன்னோம்னா அரசியலில் இப்போ புதுவிதமான கூட்டணிகள்லாம் அமையும் அந்த கூட்டணியினால் பெரிய வேறு கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் இந்த கட்சின்னு குறிப்பாக சொல்ல விரும்பலை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட்டணிகள் மாறி அமையலாம் இப்போ உங்கள் உங்கள் நாட்டில் எந்த கட்சி இருக்குங்கிறத அதை க மென்ஷன் பண்ணாமல் இப்போ நடக்கிற ஒரு அமைப்பு பிரகாரம் புதுவிதமான கூட்டணிகள் அமையும் அமையலாம் அதனால் வந்து சில மாற்றங்கள் உருவாகலாம் ஆனால் எந்த கட்சி வந்தாலும் உங்கள் நாட்டுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான் நான் சொல்கிற கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி வரைக்குமே சுமாரான பலன்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி வரைக்குமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் உங்கள் உங்கள் நாட்டுக்கு ஒரு சுவிச்சமான காலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவ்வளோ பெரிய சுவிச்சமாக சொல்கிறதுக்கு இடம் இல்லை பொருளாதார ரீதியிலையும் சரி எல்லா ரீதியிலையுமே கொஞ்சம் சிரமத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் மாறி அமையும் எப்போனா ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஸ் ஆகும்னு நான் சொல்லலை ஓரளவு ஓரளவு இப்போ இருக்கிறத காட்டிலும் இப்போ ஒரு ஐம்பது பர்சன்ட் கஷ்டப்படுறீங்கன்னா அது ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் இது அரசியல் மாற்றத்தின் காரணமாகவா அரசியல் மாற்றத்தின் காரணமாகவும் இது மாறும் சரி எப்படிப்பட்ட அரசியல் மாற்றமாக அது இருக்கலாம் இப்போ அரசியல் மாற்றம்னு சொல்கிறது எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கலாம் அது வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு சுவிச்சம் அளிக்கக்கூடிய அமைப்புகளாக அமையும் நாட்டு மக்களுக்கு இவ்வளோ நாள் நாட்டு மக்களை தவிர அரசியல்வாதி தான் நல்லா இருந்தாங்க அடுத்து வரக்கூடிய இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நாட்டு மக்களுக்கு சில நல்ல காட்டங்கள் நடக்கும் நடக்கலாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் என்ன கேட்டிங்கன்னா அவங்க நாட்டில் வந்து இன்றைக்கி பஞ்சம் பசி பட்டினி தலைவிரிச்சு ஆடுது ஆமாம் இது வந்து மறுக்க முடியாத உண்மை இன்றைய இன்றைய இந்த பஞ்சம் பசி பட்டினிக்கும் ஜோதிட ரீதியாக சனீஸ்வரன் தான் காரணமாக இருக்காரா அது சனீஸ்வரன் ஒரு மெயினான காரணம் ஏன்னு கேட்டால் அதிபதி அவர் தானே இப்போ காலபுருஷ தத்துவத்தில் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அவர் பத்து பதினொன்றுக்கு அதிபதி காலபுருஷ தத்துவத்தில் பத்து பதினொன்றுக்கு அதிபதி பத்தாம் இடத்துலேருந்து இப்போ பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகிறார் ஆனால் அதுவும் அவரோட சொந்த வீடு தானே மகரம் கும்பத்துக்கு அதிபதி தானே அதான் சொல்கிறாங்களே இந்த சனி எப்போ எப்போ அந்த வீடுகளுக்கு வருதோ அந்த காலகட்டம் ஒரு பெரிய அழிவை சந்திக்கும் இப்போ இன்றைக்கி கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிச்சு இல்லை உலகத்தையே சம்பிக்க வச்சுச்சுல்ல எல்லாரையும் நிலைகுலைய வச்சுச்சுல்ல அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மாதம் இருக்கும் ஆனால் ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் இந்த கொரோனாங்கிற நோய் வந்து புதுவிதமான நோயே கிடையாது இது நிமோனியா காய்ச்சல் நான் சொல்கிறேன் உண்மையான கருத்து அதுதான் லங்ஸில் சளி பிடிக்குது அதை வந்து கட்டுப்படுத்த முடியாதவனுக்கு அது பாதிப்பாக இருக்குது எதிர்ப்பு சக்தி அதிகம் இல்லாமல் பிழைச்சிக்கிறான் நான் சொல்கிற கருத்து உண்மை தானே ஆனால் நிமோனியா காய்ச்சல் தொற்றுமா நிமோனியா காய்ச்சல்னால நிறைய பேர் இறந்துருக்காங்களே இது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை தானே இதைத்தான் திருப்பி கொண்டு வரேன் இது ஒன்றும் புது நோய் கிடையாது இது நிமோனியாங்கிறது முன்னாடி இருக்கா நிமோனியாவில் நிறைய பேர் இறந்துருக்காங்க நிச்சயமாக சரியா அப்போ அந்த நிமோனியா காய்ச்சல் தான் இப்போ வந்திருக்கு இதை வந்து என்ன சொல்கிறான்னா இதை வந்து புது நோய் பேர் கொடுக்குறான் அந்த வைரஸ் இந்த வைரஸுங்கிறான் சளி சம்மந்தப்பட்ட சார்ந்தது தானே உங்கள் லங்ஸில் உங்களுக்கு நல்ல ஃப்ரீயான வைப்ரேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் லங்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவனே தானே இந்த நோய் தாக்குது யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கிறதோ அவர்கள் தப்பிப்படுத்திக் கொள்ளுங்க இப்போ இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது அரசியல் ரீதியாகவே வந்து கேள்விக்கு வருகிறேன் ஐயா எங்கள் சில நேரங்களிலே எங்கள் நாட்டை ஆளுகின்றவர்களை ஆண்கள் பெண்கள் என்று நாங்கள் வகைப்படுத்தி கொண்டால் பெண்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குமா ஆண்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கு இந்த ஆண்டு வந்து பெண்களுக்கு தான் முகந்த ஆண்டு பெண்கள் தான் இந்த இந்த வருஷத்திலும் நல்லா ஜொலிப்பார்கள் அரசியலையும் எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் தொழில் அமைப்புகள்லையும் வேலை வாய்ப்புலையும் சரி பெண்களுக்கு இந்த ஆண்டு சுபிச்சமான ஆண்டு பெண்கள் நல்லா வளர்ச்சி அடைவார்கள் ஆனால் ஆண்களோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி பிரபலிய நா நாட்டிலாம் பெண்கள் அரசாளக்கூடிய யோகம் கிடைக்கும் பெண்கள் அரசாளக்கூடிய யோகம் சரியா பெண்கள் சில உங்கள் நாட்டுக்கே என்னோடய கருத்து என்னென்னா ஒரு பெண் தான் இந்த நாட்டை அரசியல் பண்ணி அவதானால தான் இந்த நாடு உயர்ச்சி அடையுங்கிறது என்னோடய கருத்து எத்தனையா ஆண்டுன்னு தான் எங்களை சொல்ல அது இப்போ சொல்ல மாட்டேன் அது வந்து அது அந்த டயத்தில் சொல்கிறேன் ஒரு பெண் தான் இந்த நாட்டை ஆளுவான் அப்போ தான் இந்த நாடு வந்து நல்ல நிலைமைக்கு வரும் இது என்னத்தினால அது சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்த வருஷம் பெண்ணுக்கு உகந்த ஆண்டு பெண்கள் வந்து பவராக வந்துடுவாங்க சாதாரணம் உள்ள ஒரு பெண்ணு கூட மேலே வந்துடலாம் வந்துடலாம் அப்போ அது வந்து இந்த ஆண்டு வந்து பெண்களுக்கு ஒரு சுபிச்சமான வருடம் பெண்கள் கலைத்துறை எல்லா துறையிலையும் நல்லா வளர்ச்சி அடைவார்கள் கேட்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது என்றால் பொதுவாகவே சொல்லுவார்கள் எங்களுடைய சமூகத்திலே ஒரு வீட்டிலே ஒரு பெண் ஆரோக்கியமாக மகாலட்சுமி பெண் ஆரோக்கியமாக இருந்து விட்டால் பெண்ணுக்கு நல்லது நடந்துவிட்டால் அந்த குடும்பத்துக்கே நல்லது அது நாட்டுக்கே நல்லதாக மாறும் என்று சொன்ன அந்த கருத்து சந்தோஷமாக இருக்கிறது மகாலட்சுமிங்கிறது உண்மையான கருத்துங்க மகாலட்சுமினா என்ன ஒரு வீட்டில் சீதேவி வரணும்னா மகாலட்சுமி தான் இருக்கணும் ஒரு பெண் மங்களகரமாக இருந்தால் அந்த வீடு சுபரிச்சமாக இருக்கும் அவமங்கலமாக இருந்தாலும் அந்த வீடு அந்த மாதிரி தானே இருக்கும் ஆமாம் ஆமாம் நேர்களை நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தலாம் உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அழைப்பை ஏற்படுத்தி கேட்கலாம் இரண்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து சைஃபர் எட்டு இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்பது எங்களோடு கலை மாமணி ஜோதிடக்கலை மாமணி திரு கே எஸ் குமாரசுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களையும் நாங்கள் பார்க்கலாம் ஐயா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களால் அதை வரிசையாக ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்குமா சொல்வதற்கு முதல் நேரில் நேரர் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஹலோ வணக்கம் ராகேஷ் வணக்கம் ஐயா செங்கலடி இருந்து சாம்பசிவம் கதைக்கிறேன் சொல்லுங்க ஐயா நான் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி அதாவது இலங்கை நாட்டை பொறுத்தளவில் தமிழர்கள் படாத துன்பம் இல்லை என்று சொல்லலாம் அவர்களது துன்பம் மிக விரைவில் தீர்க்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது நடைபெறுமா அது நல்ல முறையில் நிறைவேறுமா என்று நான் ஐயாவுடன் கேட்க விரும்புகிறேன் ஒரு அற்புதமான கேள்வி நன்றி சாம்பசிவம் ஐயா இந்த நடைபெறும் ஐயா கேட்ட கேள்விக்கு இப்போ தமிழர்களுக்கு நல்ல உரிமைகள் எல்லாமே கிடைக்கிறது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் தான் அமையும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே இவங்க ஒரு படி போனால் ரெண்டு படி கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் தமிழர்களோட எல்லா ஆதிக்கமும் கிடைக்குன்னா மே ஜூனில் இதோட ஆதிக்கங்கள் சரியாக வரும் வரும் ஜூனுக்கு அப்புறம் இவங்களுக்கு இவங்க எதிர்பார்த்தது கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக மூன்று ஏ அல்லது பதிமூன்றுக்கு மேலதிகமாகவும் கிடைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி அழைப்பை ஏற்படுத்தியமைக்கு நிகழ்ச்சி நீங்களும் அழைப்பை ஏற்படுத்துங்கள் இரண்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து சைஃபர் எட்டு இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்பது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவ்வாறு இருக்க போகிறோம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஆண்டு இந்த ஆண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன கேட்டேன் காலபுருஷ தத்துவத்தில் அது வந்து ஒன்றாவது இடமாக வர்றதுனால லாபஸ்தானத்துக்கு குரு போகிறதுனால சாரி சனி போகிறதுனால அவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் ஆனால் அங்கே தேவ ஆரோக்கியத்தில் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால பன்னெண்டில் ராகு இருக்கிறனால இந்த கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரலாம் ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு சனி அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு விசேஷமான இடம் அதனால் அவரோட ஜாதகங்கள் ரிஷபராசிக்காரங்கள் வழக்கு வம்பு தும்புகள் இருந்தால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போகும் புதுவிதமான முயற்சிகளில் மேன்மை அளிக்கும் அந்த காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாம் இடமாக வர்றதுனால இந்த குருவோட ஆதிக்கம் லாபஸ்தானத்தில் இருக்கனால ஏதாவது சொத்து பத்து வாங்குறதுக்கோ வீடு வாசல் வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் புதுவிதமான யோகங்கள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும் மிதனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் அஷ்டம சனி விலகுது இந்த கடந்த ரெண்டரை ஆண்டுகள் வாட்டி வதச்சிருக்கும் இப்போ அந்த எட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ அந்த அஷ்டம சனி விலகும்போது மிதனராசிக்காரங்க அவங்க எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றி அளிக்கும் பண்ணை அள்ளி பொண்ணுன்னு சொன்னால் அது கூட பொண்ணாக மாறிடும் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அவங்களுக்கு மிதன ராசி எப்பயுமே திறமை உள்ள ஒரு ராசி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவங்க நினச்ச காரியத்தில் சாதுரியம் பண்ணக்கூடிய வாக்கு திறமை எல்லாமே அவங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல தொழில் இருக்கனால இப்போ இருக்கிற தொழிலை கடை இன்னொரு துறைக்கு மாறி போனாங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் அடையலாம் அடையலாம் சரிங்களா இப்போ கடகராசி எடுத்துட்டிங்கன்னா கெட்டவன் கெட்டிடுன்னு கிட்டின்னு ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்குது ஏழாம் இடத்துலேருந்து வாட்டி வதத்திருந்த சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு எல்லாரும் சொல்லுவாங்க கெட்டவன் போய் கெட்ட இடத்துல உட்காந்துட்டான் எட்டாம் இடத்துல உட்காந்துட்டான் அஷ்டம சனி அப்படின்னு என்னோட கருத்து அப்படி இல்லை ஏழாம் இடத்துலேயே அவரை போட்டு வாட்டி எடுத்திருக்கோம் அந்த எட்டாம் இடத்துக்கு போகும்போது அவர் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல மேன்மையான கட்டத்தை கொடுப்பார் சனி வந்து கடகராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சிம்மராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது வாக்கு குடும்பஸ்தான குடும்பத்துக்குள்ளே கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் பிடக்குகள் வரலாமே தவிர பொருளாதார ரீதியில் கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாகன ரீதியில் போகும்போது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் இந்த கடகராசிக்கார கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா வாகனத்தினால சில கஷ்டங்கள்னால் பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு வாகனத்தினால செலவு கொடுக்கலாம் ஏதாவது கஷ்டங்கள் கொடுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே சில ஊழல்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை நல்ல ஒரு மனைவி இருக்கும்போது கூட அவருக்கு ஏதாவது கள்ள தொடர்புகள் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு சான்சுகள் கூட நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு விளங்கிச்சிங்களா எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனால் இப்போ குரு அவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால முதல் ஆறு மாத காலம் அவ்வளோ ஒன்றும் மைனஸான பலன் செய்யாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த அட்டமச்சினோட குணம் காமிக்கும் சரிங்களா சரி வேறு என்ன நீங்கள் கேட்கணும் கேளுங்க கடகராசி கடத்தது சிம்மராசி சிம்மராசி சிம்மராசி ராசி வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சிம்மராசிக்காரங்க எப்பயுமே வாழ்க்கையில் வந்து தனக்குன்ற ஒரு பிரின்சிபல் வச்சு வாழக்கூடியவங்க நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் யாருக்கும் அடிமை அடிஞ்சு பிடிஞ்சு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வாழ்க்கையில் எதை தொடுறாங்களோ அந்த விஷயத்தில் மேன்மை அடையலாம் இப்போ வந்து ஆறில் அதாவது ஆறாம் இடத்துல இருந்த சனி கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக அவங்களுக்கு சத்ரு ரோகம் எதிரிகள் இதனால் கொஞ்சம் மனபயத்தை உருவாகிருக்கும் உண்மை இப்போ ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஒரு மேன்மையான காலகட்டம் தான் போகிறார் ஏழாம் இடத்துக்கு அதான் சொல்லி ஜனவரி பதினேழாம் தேதி திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் மார்ச் இருபத்தொம்போது இந்த சனியும் பேர்ச்சியானதுலேருந்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரனை பார்ப்பார் சனிக்கு ஏழாம் பார்வை உண்டு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது புரியுது மூணு ஏழு அப்போ சனி சந்திரனை பார்க்குறதுனால அதாவது ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது நாங்கள் சிம்ம ராசி வரையிலான ராசிகளுக்கு எவ்வாறு இந்த காலகட்டம் இருக்க போகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் அதை தாண்டி அடுத்த ராசிக்காரர்களுக்கு நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப மென்மையானவர்கள் எல்லாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஆனால் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கு அந்த ஆறாம் இடங்கள் சத்ரு ரோகஸ்தானம் அப்போ தீராத சில நோய்கள் வந்து போகலாம் அப்போ அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு காசு பணம் பொருளாதாரத்துலேயும் சில தடைகள் இருக்கலாம் ஆனால் குரு பார்த்தால் கோடி பாவங்கள்னு ஒரு ஏழாம் பார்வையாக அவங்கள பார்க்குறாங்க இந்த அமைப்பு வந்து க அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை தொழில் முன்னேற்றங்களில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே கன்னிராசிக்காரங்களுக்கு கல் திருமணங்கள் தடைப்பட்டிருந்தாலும் இந்த இந்த ஆண்டுகளில் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் அவங்க வீட்டில் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க கல்வி மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வியினால் பேர் புகழ் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் கல்வியில் சுமாரான பலன்கள் கொடுத்துருந்தார் மேற்கொண்ட நல்ல அமைப்பில் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மற்றபடி கன்னிராசிக்காரங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும் அதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா துளாராசி துளாராசி சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த துளாராசிக்காரங்க வந்து எப்படிப்பட்டவர்கள்னால் எப்பயுமே அதாவது அதிகாரத்துவத்தோடு வாழக்கூடியவங்க துளாராசிக்காரங்க அதிகாரம் ஆணவம் ரெண்டாவது அவங்க ஆணவமாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பக்குவங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ அவங்களோட ஜாதக பிரகாரம் ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது ஒரு விசேஷம்தான் நாளில் சனி இருந்தது காட்டிலும் அஞ்சாம் இடத்துக்கு போனால் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் அஞ்சாம் இடத்துலேயும் சனி பெரிய ஜோகத்தை செய்வார்னு சொல்கிறதுக்கு இடமில்லை ஆனால் இவங்களோட ஜாதக புறம் ஆறாம் இடம் சத்துரு ரோகஸ்தானத்தில் குரு இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்கனால இவங்களோட தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கலாம் அதுவும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் இவங்க பாதிக்கப்படுறதுக்கு இடம் உண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவரால் துளாராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆனால் சனி வந்து இப்போ நான் சொன்னல பத்தாம் பார்வையை விருச்சகத்தை தான் பார்க்குறாரு சனி பத்தாம் பார்வையை பார்க்கலாம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு பூமியினால் அதாவது பூமி சம்மந்தப்பட்ட ரீதியினால் ஏதாவது பேர் புகழ் கிடைக்கலாம் அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்புகள்னால பெரிய முன்னேற்றங்கள் வரலாம் அந்த விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் அவங்களுக்கு கண்டச்சனி இப்போ ஆரம்பிச்சிருக்கு கண்டச்சனின்னா நாளில் சனி அப்போ நாளில் சனி இருந்தால் என்ன செய்வார் அவர் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக அவனோட சொந்த வீட்டை பார்க்குறதுனால இவரோட குடும்பம் அது இல்லறத்தில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரலாம் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாகனத்தினால் சில விரைய செலவுகள் வரலாம் சொத்து பத்தில் இருக்கக்கூடிய வழக்கு விவாதங்கள் கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பூர்வீக சொத்துக்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர் தொடர்ச்சியாகவே பேசலாம் ஒரு நேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா சொல்லுங்கம்மா என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா நாங்கள் அவர்கிட்ட கேட்கணும் என்கிட்ட என்னோட மகன் நான் ஹஸ்பண்ட் மூன்று பேரும் ஒரே மீன ராசி மீன ராசி ஹஸ்பண்ட் ஓ மீன ராசி எங்களோட மகன் வந்து உத்திராட்ட நட்சத்திரம் நானும் உத்திராட்ட நட்சத்திரம் அஸ்தன் பிரசாதி நட்சத்திரம் இதுல எதுவும் பாதிப்பு ஏற்படுமா இந்த வீட்டுக்குள்ளே இந்த நேரம் கொஞ்சம் சந்த மாதிரி பிரச்சனை மாதிரி மகன் கொஞ்சம் சத்தம் போடுவாரு நாங்க ரெண்டு பேருமே சைலண்டாவே போறது என்கிட்ட இந்த ராசினாலே எதுவும் பிரச்சனையா சொல்லட்டா அதாவது சொல்லலாமா ஆமாம் சொல்லுங்கம்மா நன்றி அம்மா அதாவது இப்போ இவங்க மீனராசி மூணு பேர் இருக்காங்கன்னா இப்போ ஏழரை சனி ஆரம்பிக்குது ஜென்மத்தில் வேறு குரு இருக்குது இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கிறதோ அது ஒரு மைனஸ் அதே மாதிரி ஏழரை சனி ஆரம்பிக்குது இவங்க வயசுக்கு ஏழரை சனி யோகம் செஞ்சாலும் அவர் மகன் வயசு எத்தனைன்னு நம்மளுக்கு தெரியாது பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் அதை கணக்கிட முடியும் முப்பது வயதுக்குள்ளே ஒரு மனிதனுக்கு சனி வந்தால் அது பாதகத்தை செய்யும் சரியா அதாவது முப்பது வயதுக்குள்ளே வரக்கூடிய சனி ஏழரை சனி முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே வர சனி பொங்கு சனி அறுபது டு தொண்ணூறு வயசுக்குள்ளே வர சொல்லி மங்கு சனி மங்கு சனின்னா மரண சனின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இந்த முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தீராத நோய்கள் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உருவாகலாம் குடும்பத்தில் மன நிம்மதி இருக்காது இவங்க சொல்கிறாங்கல்ல எங்கள் பையன் அடிக்கடி சண்டை போடுறாருங்கிறது அது கிரகத்தோட பாதிப்பு சனி மாறுறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி வேலை செய்யும் நான் சொல்கிறவங்க கருத்து உங்களுக்கு விளங்குதுங்களா ஏன்னா சனி மெது மெதுவாக தான் அடுத்த அடுத்த மூணு மாதத்துக்கு முன்னாடி குரு மாறுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேலை செய்யும் ராகுகேது மாறுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேலை செய்யும் மற்ற கிரகங்கள் சொற்ப நாட்கள் தான் சூரியனுக்கு ஒரு மாதம் சந்திரனுக்கு ஒரு மாதம் அந்த மாதிரி தான் போகும் இந்த மூணு கிரகங்கள் தான் பவர் பெற்ற கிரகங்கள் அப்போ ச ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால இவங்க வீட்டில் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் காசோ பணமோ களவு போகிறதுக்கு வாய்ப்புண்டு திருடு போகிறதுக்கு வாய்ப்புண்டு இல்லை இவங்க யாருக்கா ஜாமீன் கொடுத்து கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கலாம் மீனராசி மீனராசிக்கு மீனராசிக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ இதுவரை நாங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் விருச்சிக ராசி வரை பார்த்துருந்தோம் ஆமாம் அதுக்கு அடுத்து தனுசு ராசி தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசுக்கு இந்த ஆண்டு சுபட்சமான காலம் அதாவது நல்ல மேசம் தனுசு சிம்மம் போன்ற ராசிகள் வந்து இந்த ஆண்டு பிரபலியமான ராஜயோகத்தை அடையும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் ஏன்னா ஏழரை சனி விலகுது ஏழரை சனி விலகுனாலும் இவங்களுக்கு அடுத்து குரு மாற்றம் நல்லாயிருக்கும் குரு வந்து ஒன்பதாம் பறவை அவங்கள பார்ப்பார் அதுவும் ஒரு விசேஷம் அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு நாலாம் இடத்துக்கு வருவார் நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்தில் ராகு அமைகிறது ஒரு ஒரு விசேஷம் அவங்களுக்கு இடைவிடாத முன்னேற்றங்கள் கொடுக்கும் இதனால் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே மாறும் தொழிலில் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி ஏற்படும் எதிர்பார்க்காத ஒன்று அடைகிற மாதிரி இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அமையலாம் இது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க வெளிநாட்டு போய் சென்று செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட அமையலாம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை திருப்பு முனையாக அமையும் இதனால் வர குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் மன நிம்மதி இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இனிமேல் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் உயரக்கூடிய கட்டம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு ஏன்னா அஞ்சாம் இடக்கு பாகிஸ்தானத்துக்கு போகும்போது புத்திர பாக்கியங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரபலியமாக ஜொலிப்பார்கள் இந்த மகர ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு ஜென்மச்சனி இப்போ விலகுது அது சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து எப்பயுமே காலபுருஷ தத்துவத்தில் பத்தாம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடம் அந்த தான் காலபுருஷத்தும் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சனி வந்து தன்னோட அதாவது சனியை வந்து ரெண்டரை ரெண்டரை வருஷமாக பிரிச்சுருவோம் தலையில் ரெண்டரை வருஷம் உடம்புல ரெண்டரை வருஷம் பாதத்தில் ரெண்டரை இப்போ அவங்க பாதச்சனியில் இருக்கிறாங்க இது இந்த அஞ்சு ஆண்டுகள் அவங்களுக்கு கொடுத்த சிரமங்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் இந்த வருஷம் அவங்களுக்கும் ஒரு மேன்மையான காலகட்டம் எதை எடுக்கிறாங்களோ பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அடையக்கூடிய கட்டம் உடல் நலத்தில் இடுப்பு முதுகு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் கொடுக்கலாம் சரிங்களா அந்த ராகு கேது பயிற்சி ராகு மூணாம் இடத்துக்கு வரும்போது இவங்க வாழ்க்கையில் பிரபலியமான ஜோகம் கொடுக்கலாம் காசோ பணமோ பொருளோ இவங்க கையில் நிறைய பழங்குறதுக்கு வாய்ப்புண்டு இதனால் பட்டப்பட்ட கடங்களை எல்லாம் இந்த காலகட்டம் தீரும் சரிங்களா வேறு கும்பராசிக்காரங்க கும்பராசிக்கு இப்போ ஜென்மச்சனி ஆரம்பிக்குது கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஜென்மச்சனி அவங்க ராசியில் போய் சந்திரன் உட்கார்றாரு அது வந்து கொஞ்சம் மைனஸ் தான் மைனஸ்னால் புரியுதுங்களா எப்பயுமே தலையில் இருக்கும்போது மைண்டுக்கு தான் பிரச்சனை கொடுக்கும் உடம்புக்குள்ளே வரும்போது அவர் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இந்த பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீர் கட்டி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீராத நோய்கள் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் யாருக்கும் வம்பு வழக்கு ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் ரொம்ப சிக்கலை கொடுக்கும் கொடுக்கும் கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க எப்பயுமே கொஞ்சம் பிடிவாதமானவர்கள் அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை அடையன்னு நினைப்பாங்க இந்த காதல் இந்த காலகட்டம் கசக்கும் காதல்னா புரியுதுங்களா கும்பராசி சின்ன வயசு பிள்ளைகளாக இருந்தால் யாரையும் லவ் பண்ணாங்கன்னா அதனால் ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த கும்பராசியில் இருக்கிறவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த ஆண்டு கூடாது கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் இருக்கும் அவை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவ்வாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைய போகிறது என்ற விளக்கத்தை நாங்கள் பார்த்துருந்தோம் நேர்களை நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம் இரண்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து சைஃபர் எட்டு இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்பது ஐயா நீங்கள் சொல்லுகின்ற பொழுது முப்பது வயதுக்கு மேல் அதாவது சனி முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் பெரிய அளவு தாக்கத்தை காரணம் அதுக்கு வருகிறேன் ஐயா என்னென்னா பொதுவாக இந்த வயதை வைத்துக்கொண்டு ஜாதகத்தை சொல்லுவார்கள் சில நேரத்திலே செவ்வாய் தோஷம் இருக்குது என்று வைத்துக்கொள்வோமே சொல்லுவார்கள் முப்பது வயதுக்கு மேலே போனால் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் தோஷம் என்றால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய்ங்கிறது ஒரு தீக்கோள் கிரகம் அதோட எஃபெக்ட் உள்ளவங்க உடம்பு வந்து உஷ்ணமாக இருக்கும் உஷ்ணமும் உஷ்ணமும் தான் செட் ஆகும் உஷ்ணமும் குளிர்ச்சியும் செட் ஆகாது இதான் உண்மை செவ்வாய் தோஷத்தை பற்றி பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை இப்போ செவ்வாய் தோஷம்ங்கிறது ஏழில் செவ்வாய் இருந்தால் அந்த பெண்ணோட உடம்பு உஷ்ணமான உடம்பு அதே உஷ்ணமான உடம்பு அவங்கள கல்யாணம் பண்ணால் அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் ஏன் செவ்வாய் தோஷத்துக்கும் செவ்வாய் தோஷம் சேர்க்குறாங்க அப்படின்னா உஷ்ணமும் உஷ்ணமும் செட் ஆகும் உஷ்ணமும் குளிர்ச்சியும் சேராது சரி இதுதான் காரணமே தவிர செவ்வாய் தோஷம் உள்ளவங்க முப்பது வயசுக்கு மேலே செவ்வாய் தோஷம் இல்லாமல் போகாது அவங்க உடம்பு உஷ்ணம் தானே அது மாற போகிறது இல்லை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு உஷ்ணமான உடம்புனா அது மாறாது அது நீங்கள் ஐம்பது வயசு ஆனாலும் சரி உங்களுக்கு அந்த உஷ்ணம் இருக்க தான் செய்யும் அப்போ அப்போ பொதுவாக நீங்கள் சொல்கிற கருத்து நியாயமான கருத்து ஆனால் பொதுவாக எல்லோரும் கலைக்கின்ற பொழுது ஜோதிடர்களே கயக்கின்ற பொழுது சொல்லுவார்கள் முப்பது வயதுக்கு மேலேயே ஐயா நீங்கள் அதிகமாக ஜாதகத்தை பார்க்காதீங்கோ திருமணம் என்று சொன்னால் இருபத்தொம்பது முப்பது வயதுக்கு உள்ளேயாக இருந்தால் நீங்கள் பாருங்கோ ஆனால் அதுக்கு பிறகு பார்க்குறதா இவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்று இதே மாதிரியே சொல்லுவார்கள் அப்படி சொல்ல முடியாது இன்னொரு காரணம் எப்படின்னா நீங்கள் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் ஒரு ஆண் இருக்கார் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவர் பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுவும் சரியாக இல்லை இப்போ ஏன் பொருத்தம் பார்க்குறாங்க ஆக்சுவலாக வந்து நிறைய பொருத்தம் இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு பொருத்தம் இருந்தால் போதும் அந்த அஞ்சு பொருத்தமாக இருக்கணும்ல அவங்க கணவன் மனைவி ஒரு சந்தோஷமாக இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் இருக்காது அது எல்லா குடும்பத்திலும் சண்டை சச்சரவு இருக்கும் ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு வாசல் இருக்கும் ஆனால் அதே நேரம் அந்த அஞ்சு பொருத்தம் இருந்தால் தானே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது போகும் எத்தனையோ திருமணங்கள் இன்றைக்கி மேடையிலே கல்யாணம் பேசி முடித்த கல்யாணங்கள்லாம் பிரிஞ்சு போனதை நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன காரணம் காதல் திருமணங்கள் நல்லாவும் இருக்கிறத பார்த்துருக்கோம் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்கோம் எத்தனையோ திருமணம் காதல் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு நான் சிங்கப்பூரில் ஒரு ஆளுக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு இருபத்தி மூணு வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணி இருபத்தி நாலாவது வருஷம் அந்த பையன் வேண்டான்னு சொல்கிறான் அந்த பொண்ணு இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு ஏக நட்சத்திரம் ரெண்டு பேரும் ஒரே ராசி எப்படி செட் ஆகுன்னு நான் ஜாதகத்தை பார்த்து கேட்டேன் நான் சொல்லி ஒரு வாரத்தில் அவங்க சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு இந்த மாதிரியெல்லாம் நிறைய நாங்கள் அதிசயங்கள் மாதிரி இருபத்தி மூணு வருஷம் ஒரு பையனை விரும்பிட்டு வேணான்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுதான் இல்லை அது இப்போ இந்த காலகட்டத்தில் இருபத்தி மூணு வருஷம் கல்யாண இருந்தே பல பேர் பிரிந்து போகிறார் பிரிந்து போகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி பணம் ஒரு காரணம் இன்றைக்கி பணத்தினால தான் நிறைய பிரச்சனைகள் வருது அதெல்லாம் உண்மை உண்மை ஆகவே உங்களுடைய கருத்தின்படி முப்பது வயது என்றெல்லாம் நாங்கள் அது ஒரு சாட்டுக்கு சொல்லுகின்ற விடயமே ஒழிய முப்பத்தைந்து வயது நாற்பது வயதிலே திருமணம் முடித்தாலும் ஜாதகத்தை முழுமையாக பார்க்க போகின்ற பொழுதுதான் அது சரியாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கிரக பாவம்னு சொல்லி இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கிரக பாவங்கள் பார்க்குறாங்க அது அதனாலேயே நிறைய பெண்களுக்கு திருமணம் நடக்கலை நான் என்னோடய கருத்து அது உண்மை உண்மை உண்மை ஏன்னா கிரக பாவம்னா என்ன கிரக பாவத்தை நீங்கள் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு அஞ்சு பொருத்தர் தான் கல்யாணம் பண்ணலாம் அந்த அஞ்சு பொறுத்து நல்லா இருக்கா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் இவங்க கிரக பாவம் பாவம் பார்த்து பார்த்து அந்த பிள்ளை முதிர்கிழவி ஆயிடுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா இப்போ இந்த ஸ்ரீலங்காவில் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசில் திருமணம் ஆகிறவருடைய எண்ணிக்கை அதிகம் அண்ணா நான் ஓரளி நானூறுலேருந்து தயானி பேசுகிறேன் அண்ணா சொல்லுங்கம்மா அண்ணன் நான் துலா ராசிக்கு கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா நான் கேட்டேன் எனக்கு சரியா கிளியர் படலாது துளாராசிக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் கேட்டுக்கணும் நீங்க துளாராசியாம்மா ஓ நான் துளாராசி அண்ணா சரிம்மா சரி பரவாயில்ல துலா ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் அதாவது ஆரம்பம் கொஞ்சம் சு கஷ்டமான அமைப்புகளும் பிற்காலம் நல்லாயிருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் தான் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மையான காலகட்டம் இப்போ தற்சமயம் காசு பணம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு இடம் இருக்குது ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஆனால் இந்த துளாராசிக்காரங்க இப்போ இப்போ நடக்கிற கிரகநிலை பிரகாரம் மறைமுக எதிரிகளால் பாதிக்கப்படுறதுக்கு இடம் இருக்குயா மற்றபடி இது சுய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் இது ஓவரால் கருத்தை நம்ம சொல்கிறேன் நான் அவங்களோட ஜாதகத்தில் பிறக்கும்போது அவங்களுக்கு கிரகநிலைகள் நல்லா சாரம் வாங்கியிருந்து அமைஞ்சிருந்தால் அது ஜாதகம் வந்து வேறு மாதிரி அமையும் இப்போ எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தில் நாங்கள் எதை எடுத்து பார்ப்போம்னா சாராம்சம் சாராம்சம் நடந்தால் இப்போ விதி மதி கதின்னு மூணு விஷயம் இருக்குது அந்த மூணு விஷயம் எதில் முடியும்னா ஒரு மனிதனுக்கு லக்கணத்துக்கு பத்தில் கிரகம் இருக்கா ராசிக்கு பத்தில் கிரகம் இருக்கா சூரியனுக்கு பத்தில் கிரகம் இருக்கான்னு மூணு அமைஞ்சும் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் இதெல்லாம் ஒரு சூட்சும கணக்குகள்லாம் இருக்குது ஜாதகத்தில் இருக்குது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் சொன்னீர்கள் சில காரணங்கள் இருக்கிறது எங்கள் நாட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு சில அடிப்படை காரணங்களாக சில காரணங்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் பேசிக்கொண்டிருப்போல சொன்னீர்கள் அது என்னென்ன காரணங்கள் என்று சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து மங்களகரமான ஒரு பொருள் மஞ்சள் அந்த பொருளை வந்து உங்கள் நாட்டில் தடை பண்ணிட்டாங்க ஒன்று மஞ்சளே தடை பண்ணினாங்க எங்கள் நாடு ரெண்டாவது இயற்கையான வளங்களில் ஒரு இடத்த பள்ளப்படுத்திட்டாங்க எது அது கடலாக இருக்கலாம் இயற்கையான இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தை பள்ளப்படுத்தி பள்ளப்படுத்திட்டார் அது பள்ளப்படுத்தும் போது ஒரு இடம் வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு இடம் இப்போ இயற்கையான ஒரு துறைமுகம் அமைஞ்சிருக்குன்னா அது வேறு செயற்கையாக ஒரு துறைமுகத்தை நீங்கள் உருவாக்குறீங்க ஒரு இடத்த பள்ளப்படுத்துறீங்கன்னா அதுவும் ஒரு நாட்டுக்கு அழிவுக்கு அறிகுறி இது இதை பொழுது எங்களுக்கு சந்த கொஞ்சம் கவலையாக இருக்கிறது என்ன போர்ட் சிட்டி ஒரு இடத்தை இது போர்ட் சிட்டிங்கிறது இது வந்து இது அடிக்கிறாங்க ஆமாம் ஒரு துறைமுகத்தை இயற்கையாக செயற்கையாகவே மாற்றிருக்காங்கல்ல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு துறைமுகத்தை செயற்கையாக மாற்றியிருக்காங்க அதை பள்ளப்படுத்தி தான் அந்த செயற்கை அந்த இதை மாற்றியிருக்காங்க அதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற விஷயம் புரியும் மஞ்சளை தடைப்படுத்தியது ஒரு மங்களகரமான பொருளை தடைப்படுத்தியது மஞ்சளுங்கிறது கிருமி நாசினி இல்லை அது வந்து ஒரு மங்களகரமான பொருள் இப்போ மஞ்சள் ஏன் எடுத்ததுமே முதல்ல ஒரு மஞ்சளை தான் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறோன்னா ஒரு மங்களகரமான பொருள் அந்த பொருளை ஒரு நாட்டில் தடை பண்ணலாமா அதை போய் ட்ரக்ஸுன்னு சொல்லி அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதில் என்ன எதுவும் இந்தத்தன்மை இருக்கா சொல்லுங்கள் உண்மைதான் <laughs> உண்மைதான் உலக நாட்டு பற்றியில் இன்றைக்கி வெள்ளைக்காரன் முதற்கொண்டு மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் உண்மை அதான் அப்போ இந்த மஞ்சளை தடை செய்தது அது வந்து பள்ளம் உயரமாக இருந்த இடத்தை பள்ளமாக மாற்றியது இது ஒரு காரணம் காரணங்களாக இருக்கிறது எங்கள் நாடு இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு இந்த நிகழ்ச்சியை பல மாணவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த பாடசாலை விடுமுறை கால பகுதி மாணவர்களுடைய கல்வி செயற்பாட்டிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார் இருக்க போது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எல்லா மூன்று கால பகுதிகளிலும் இந்த கொரோனா காரணமாகவும் பல பிரச்சனைகள் காரணமாகவும் மாணவர்களுடைய கல்வியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது கல்வி இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய முன்னேற்றம் இருக்காது இருக்காது நார்மலாக தான் போகும் மருத்துவ துறை சார்ந்தவர்கள் தான் இந்த வார்த்தை ரொம்ப சாதனைகள் படைப்பார்கள் அது துறை சார்ந்த படிக்கிறவங்க மருத்துவ துறையில் படிக்கிறவங்களோ இல்லை மருத்துவத்துறை சார்ந்தவங்க ஒரு லேப் டெக்னீஷியன்லாம் அவங்களுக்கு வந்து சாதனைகளான ஆள ஆண்டுகளாக அமையும் மற்ற துறைகள்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இந்த இன்ஃபோசியஸ் ஐடி டெக்னாலஜி இது சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பங்கள் நிறைய வளரும் அதே இதில் வைத்தியத்துறையும் வளரும் வைத்தியத்துறையும் வளரும் வைத்தியத்துறையில் வந்து இப்போ எம்பிபிஎஸ் டாக்டரை காட்டிலும் சைடாக இருக்கிறவங்க ஹோமியோபதி அந்த மாதிரி துறையில் உள்ளவங்களோட வளர்ச்சிகள் தெரியும் இப்போ முக்கால்வாசி பேர் வந்து இந்த அலோபதியை விட்டுட்டு கோமியோபதிக்கு போகிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகும் ஏன்னா அவங்களோட மெடிசன்னால் நிறைய வைத்தியங்கள் கேன்சர் கூட மருந்து கண்டுபிடிப்பாங்க இந்தாண்டி இதெல்லாம் நடக்கும் இப்போ கேன்சருங்கிற ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க இந்த ஆண்டு இது கண்டிப்பான முறையில் நடக்கும் ஆனால் மருத்துவ சம்மந்தப்பட்ட உபகரணங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் இந்த ஆண்டு கிடைக்கும் சில வேளைகளில் சர்க்கரை வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படலாம் சர்க்கரை வியாதிங்கிறது நோயே கிடையாது என்னைய கேட்டால் நான் அது வந்து மனைவி நோய் தான் இது ஆக்சுவலாக ஒருத்தனுக்கு டென்ஷன் அதிகமாக இருந்தால் அவனுக்கு சர்க்கரை நோய் வந்துடும் ஃப்ரீயாக மைண்டை வச்சுருக்கவனுக்கு சர்க்கரை நோய் வராது இதுதான் உண்மை சர்க்கரைங்கிறது நோயே கிடையாதுங்க ஒரு இன்சுலின் சுரக்கிறத வச்சு தானே சொல்கிறீங்க என்னோட கருத்து கேட்டால் சர்க்கரை நோயே இல்லை இல்லை மனசு சுத்தமாக நம்ம மனசை நம்ம எப்பயுமே ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம்னா நோய் என்பது உண்மையே கிடையாது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நம்மள்ட்ட தான் இருக்குது உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிறது நீங்கள் நினச்சிட்டு படுத்தே இருந்தீங்கன்னா காய்ச்சல் போகவே போகாது இல்லை விட்டுருச்சுடா நம்ம எந்திரிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா காய்ச்சல் விட்டுரும் மனசுக்கும் நோய்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குங்க எடுத்துக்கிறீங்களா உண்மை உண்மை உண்மை இப்போ நீங்கள் சொல்லுகின்ற பொழுது எல்லா விடயத்துக்கும் ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பின்னணியை நாங்கள் கொண்டு வரலாம் அதாவது ஒரு தனி நபருடைய நடத்தை சம்பந்தமாக ஒரு நாட்டினுடைய செயற்பாடு சம்பந்தமாக ஒரு நாட்டிலே ஒரு நிகழ்வு சம்பந்தமாக ஒரு பொருள் சம்பந்தமாக இந்த பொருளை வேண்டியவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் ஜோதிடத்தை கொண்டு வரலாமா கொண்டு வரலாம் அதாவது இந்த உலகத்தில் கூடிய அனைத்து விடயத்துக்கும் ஒரு ஜோதிடத்தை நாங்கள் அதுக்கு இந்த இந்த இது நடந்திருக்குன்னா இதுக்கு பின்னால ஜோதிட ரீதியாக ஒரு விடயம் இருக்கிறது என்பதையும் சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் எல்லா விடயத்துக்கும் எல்லா விடயத்துக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உங்கள் நாட்டில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதுவும் ஜோதிட ரீதியாக ஒரு ஜோதிடம் ஒரு காரணம் தானே அதே மாதிரி வந்து இப்போ சுனாமி வந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலில் சரியா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதுக்கும் வந்து இயற்கையினால் ஒரு ஒரு பகுதி அழியுங்கிறது அது நடந்துச்சு இப்போ இந்தியாவில் ஒரு பள்ளியில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஐம்பது அறுபது பிள்ளைங்க பயரில் இறந்து போனாங்க கேள்விப்பட்டீங்களா கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் அப்போ அதெல்லாம் எப்படி அதில் வந்து என்னென்னா ஒரு பிள்ளை இத்தனை பேரை கூட்டு போகக்கூடிய அந்த ஜோகம் இருந்தால் தான் அது நடக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்கிச்சேன் ஒரு பிள்ளையோட ஜாதகம் சாகும்போது ஒரு ஒரு அறுபது பேரை கொண்டு போகிற மாதிரி இருக்குது சும்மா நடக்காது இல்லை இப்போ ஃப்ளைட்டு விபத்து நடக்குது ஃப்ளைட் விபத்தில் போனால் பிழைச்சவங்களும் இருக்காங்க கிராஸ் ஆகி செத்தவங்களும் இருக்காங்க எம்ஹெச் முந்நூற்றி எழுபதுன்னு ஒரு விமானம் இப்போ எங்கே போச்சுன்னா தெரியாது முந்நூற்றி எழுபது பேரோட போன விமானம் முந்நூற்றி எழுபதா இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டு பேர் இல்லை எழுபத்தாறு பேர் ரெண்டாயிரத்தி பதினாறு இது வரைக்கும் அதோட பிளே பயில இதை பற்றி தெரியல புரியுதா அதெல்லாம் வந்து ஒரு இயற்கை பேரழிவு தானே அது இரநூத்தி பதினெட்டு பேரும் பெரிய ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் ஒரு காரணம் உண்டு ஜாதக பின்னணி இருக்குது பின்னணி ஜோதிட பின்னணி இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து சைஃபர் எட்டு இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்பது நாங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இந்த வருடம் அமையப்போ வர வருடம் அமையப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து அதுக்கு என்ன காரணம் ஏற்பட்டது என்ன காரணத்தினால் அது ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எவ்வாறு அரசியல் சமூக கலாச்சார மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சில பேர் ஜோதிடத்திலே முற்று முழுதான நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள் அதாவது தங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஜோதிடத்தை பார்த்து வாழுகிறீர்கள் நான் ஜோதிடத்தை பார்க்காமல் வாழுகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போய்கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் ஜோதிடத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை கற்பித்துக் கொண்டு போகின்ற பொழுது உங்களுக்கு மன உளைச்சி அதிகமாக இருக்கிறது என்று கூறுகின்ற சில பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன விளக்கம் சொல்லுவீர்கள் ஜாதகம் என்பது ஒரு வழிநடப்பு ஜாதகத்தை முழுமையாக நம்பணும் நம்புகிறவனுக்கு ஜாதகம் வேலை செய்யும் நான் நம்ப மாட்டேன் இந்த இடத்துல போனால் ஒரு பள்ளம் இருக்குது இல்லை நான் பள்ளத்தில் தான் விழுவேன்னு போகிறவனுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது மந்திரத்தால் மாங்காய் பழுக்க வைக்க முடியும் பங்கு பழுக்க வைக்க முடியும் அதே நேரம் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது இந்த இடத்த தாண்டி போகிறது இதுதான் உனக்கு சோர்ஸ் இதை தாண்டி போகணும்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒன்று இதே நாட்டில் சில அரசியல்வாதிகள் ஜோதிடத்தை நம்பியே வாழ்ந்தவர்களும் இருக்காங்கல்ல நான் சொல்கிற கருத்து ஜோதிடத்தை நம்பி வாழ்ந்தவரும் இருக்காங்க அதே ஜோதிடத்தை நம்பினவங்களுக்கும் சில கஷ்ட காலம் வந்துச்சு இல்லை நாட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாச்சு இல்லை ஆமாம் இப்போ அவங்களாம் எந்த ராசியை சேர்ந்தவங்கன்னு நம்மளுக்கு ஒரு கணிப்பு தெரியும் சரியா அது வந்து இப்போ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவங்களோட இப்போ இந்த நாடு வந்து இப்போ இந்த அளவுக்கு போனதுக்கு வங்குரத்தானதுக்கு காரணம் பொருளாதாரம் மட்டும் இல்லை அரசியல் பின்னணியும் ஒரு காரணம் இல்லைங்களா இப்போ ஒரு அடுத்த ஒரு கேள்வி ஐயா இப்போ ஒரு நா ஒரு இந்த எங்கள் இலங்கை நாடு மேலே இந்தியாவாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் அந்த நாட்டினுடைய ஜாதக எவ்வாறு இருக்கிறது என்பதை முன்கூட்டியே கணிக்கின்ற பொழுது அந்த நாட்டை ஆளுபவர்களை வைத்து நாங்கள் அவர்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு அந்த நாட்டினுடைய காலம் எவ்வாறு இருக்க போகிறது என்று சொல்லுகிறோமா அல்லது அந்த நாட்டு அமைவிடத்தை வைத்துக்கொண்டு அமைவிடமும் ஒரு காரணம் அதே நேரம் நாட்டை ஆளக்கூடியவர்களும் ஒரு காரணம் சரியா இப்போ வந்து இப்போ இந்தியாவில் எடுத்துக்கோங்க இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது இந்த போர் இந்தியாவினால தான் நிற்கும் இந்தியா தான் இன்வால்வ் ஆகும் அதில் சமரச பேச்சில் இந்தியா தான் முன் முதன்மை வகிக்கும் கண்டிப்பாக அந்த போர் இந்த வருஷம் நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைத்துக்கொண்டு சொல்லுகிறீர்கள் நீங்கள் இந்தியாவினால தான் அந்த போர் நிற்கும் அந்த இந்தியா தலைமையை வச்சு சொல்கிறீங்களா வச்சு சொல்லுங்கள் அமைவெடுத்த வச்சு அமைவெடுத்த வச்சு இந்தியாவில் பெரிய ஒரு தலைவர்கள் உயிரிழப்பார்கள் பிரபலியமானவர்களுக்கு ஆபத்துகள் வரும் அதே மாதிரி இலங்கையிலையும் ஏற்படும் பிரபலியமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று பிரபலியமானவர்களுக்கு ஏதாவது உயிர் ஆபத்துகள் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் சரியா ஆனால் அப்படி நடந்தால் தான் உங்கள் நாட்டில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் இரண்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து சைஃபர் எட்டு இரண்டு எட்டு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்பது இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது அழைப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கிறது இறுதியாக ஏதேனும் அழைப்பை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பேசுகிறவா ஆ சொல்லுங்கள் ஐயா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அனைத்து இலங்கை வாழ் மக்களுக்கும் நல்ல பலன்கள் அமையணும்னு எல்லாம் வல்ல ராகவேந்திர அருளால் எல்லா மக்களுக்கும் சுபிச்சமான நல்ல ஆசைகளோடு நல்ல சுகபோக வாழ்வோடு என்று வாழ்த்தி என்னோட நான் தற்சமயம் கொழும்பில் இருக்கிறனால என்னோடய இலக்கத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம் சைபர் ஏழு ஏழு எட்டு ஏழு ஏழு எட்டு நாலு ஏழு சைபர் மறுபடியும் சொல்லுகிறேன் சைபர் ஏழு ஏழு எட்டு ஏழு ஏழு எட்டு நாலு ஏழு சைபர் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம் மிகவும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இன்னும் எங்களுக்கு ஒன்றரை நிமிடங்கள் இருக்கிறது இறுதியாக ஒரு கேள்வி இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு வருத்தங்கள் சார்ந்து என்னென்ன வருத்தங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வரும் எதுகள் எந்தெந்த வருத்தங்கள் நிவர்த்தி ஆகும் என்ற ஒரு விளக்கத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிடுங்க ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா இப்போ இந்த என்று சொல் நோ கொள்ளக்கூடிய நோய்க்கெல்லாம் இந்த அடுத்த ஆண்டு வந்து மருந்து தயாரிப்பாங்க பல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக வரும் பல் வலி இந்த மாதிரி மனிதனோட பல்லையே மனிதனுக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த அடுத்த ஆண்டு உருவாகும் ஏன் எதை வச்சு சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் பல்லை தான் வைக்கிறாங்க மனிதனோட பல்லையே அதை வந்து ரீப்ரெஸ் பண்ணி அதை மாட்டக்கூடிய சூழ்நிலை வரும் பல் வருத்தங்கள் தான் அதிகமாக வரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய பல் வருத்தங்கள் தான் அதிகமாக வரும் எங்களோடு ஜோதிட ரீதியாக பல விளக்கங்களை இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து வருகை தந்து பல விளக்கங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் ஜோதிட கலை மாமணி திரு கே எஸ் குமாரசுவாமி அவர்கள் சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும் நன்றி நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய இறுதி குட் மார்னிங் ஸ்ரீலங்காவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனைத்து சௌபாக்கியங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த அளவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா நன்றி வணக்கம்